வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னொரு காலத்தில் ஒரு குரு இருந்தார் அவர் தனது மாணவர்களுக்கு ஞானத்தின் தன்மைகளை எடுத்து விளக்கி கூறிக்கொண்டிருந்தார் மாணவர் மாணவர்கள் மரியாதை நிமித்தமாக குருவிற்கு பழங்களை வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஒரு நாள் குரு அதிகமான பழங்கள் கிடைக்கப்பெற்றார் அவர் தனது மாணவர் ஒருவரிடம் அதிகப்படியான பழங்களை அங்கு கூடியிருக்கும் மக்களுக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார் மாணவர்கள் தாங்கள் யாருக்கு முதலில் அளிக்க வேண்டும் என குருவிடம் கேட்டார்கள் அதற்கு குரு மாணவர்களிடம் அங்கு கூடியுள்ள மக்களில் யார் மீது தங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றதோ அவரிடமிருந்து ஆரம்பிக்குமாறு குரு கேட்டுக்கொண்டார் மற்ற எல்லா மாணவர்களும் சிறிது நேரம் யோசித்து முதல் பழத்தை தங்கள் குருவிற்கு அளித்தனர் பிறகு மீதி பழங்களை மற்றவர்களுக்கு கொடுத்தனர் ஆனால் ஒரு மாணவன் அவ்வாறு செய்யவில்லை அவன் முதல் பழத்தை தானே எடுத்துக்கொண்டு மற்ற பழங்களை அங்கே கூடியிருந்தவர்களுக்கு வழங்கினான் இக்காட்சியை ஆச்சரியத்துடன் கண்டவர்கள் அவனிடம் அதற்கு விளக்கம் கேட்டனர் அவன் தனக்கு தன் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்ததனால் தானே அந்த பழத்தை எடுத்துக்கொண்டதாக கூறினான் கடின உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை நினைவாற்றலும் புத்தி கூர்மையும் எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியாக அமைவதில்லை தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற உதவும் நினைவாற்றலும் புத்தி கூர்மையும் இல்லாதிருக்கும் மாணவர்களும் கடின உழைப்பு மற்றும் தம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்னும் கருவிகளால் இதனை பெற முடியும் அத்தகைய கடின உழைப்பும் தன்னம்பிக்கையோடும் என்எம்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற பயிற்சி மேற்கொள்ளலாம் வாங்க கீழ்காணும் வினாக்களில் எண்கள் ஒரு குறிப்பிட்ட விதியின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன கேள்விக்குறி இடப்பட்டுள்ள இடத்தில் சரியாக பொருந்தக்கூடிய எண்ணினை கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் கேள்வி எண் ஒன்று நான்கு ஐந்து ஏழு பத்து பதினொன்று பதிமூணு பதினாறு பதினேழு இங்கே என்ன விடை வரணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல தொடர கூந்து கவனிங்க என்ன விதி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கணும் பாருங்க நாலு கூட ஒன்றை கூட்டியிருக்காங்க ஐந்து ஐந்து கூட்டல் ரெண்டு ஏழு ஏழு கூட்டல் மூணு பத்து மறுபடியும் அடுத்தது ஆரம்பிக்குது பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று பதினொன்று கூட்டல் ரெண்டு பதிமூணு பதிமூணு கூட்டல் மூணு பதினாறு அடுத்தது பதினாறு கூட்டல் ஒன்று பதினேழு பதினாறு கூட ஒன்றை கூட்டி பதினேழுன்னு போட்டாச்சு அடுத்தது ரெண்டை கூட்டணும் பதினேழு கூட்டல் ரெண்டு பத்தொன்பது விடை பத்தொன்பது கேள்வி எண் இரண்டு ரெண்டு தொடர்வரிசையை கலந்து கொடுத்துருக்காங்க நம்ம தனியாக பிரிக்கணும் பாருங்கள் அறநூற்றி இருபத்தைந்து நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தைந்துக்கு அடுத்த எண் நம்ம கண்டுபிடிக்கணும் அறுநூற்றி இருபத்தி ஐந்தை ஐந்தால் வகுத்தால் நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ஐந்தை ஐந்தால் வகுத்தால் விடை இருபத்தி ஐந்து இன்னொரு தொடர்வரிசை ஐந்தால் பெருக்கியிருக்காங்க கேள்வி எண் மூன்று மூணு ஏழு பதினைந்து நடுவில் இந்த எண் நம்ம கண்டுபிடிக்கணும் அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தி ஏழு யோசித்து என்ன விதி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் பாருங்கள் ஏழுக்கும் மூணுக்கும் வித்தியாசம் நாலு ஏழுக்கும் பதினைந்துக்கும் வித்தியாசம் எட்டு ஸோ அப்படியே இரு மடங்காக்கி கூட்டியிருக்காங்க நான்கின் மடங்கு எட்டு எட்டின் மடங்கு பதினாறு பதினாறின் மடங்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டோட மடங்கு அறுபத்தி நாலு மூணு கூட்டல் நாலு ஏழு ஏழு கூட்டல் எட்டு பதினைந்து ஸோ பதினைந்து கூட்டல் பதினாறு விடை முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று கூட்டல் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு கூட்டல் அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தி ஏழு கேள்வி எண் நான்கு ஒன்று ஒன்று பதினாறு நான்கு இருபத்தி ஐந்து ஐந்து முப்பத்தி ஆறு ஆறு வர்க்க எண்களோட அமைப்பை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுருந்தோம்னா பார்த்த உன்னையே விடையை கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் ஒன்றின் வர்க்கமூலம் ஒன்று பதினாறின் வர்க்கமூலம் நாலு இருபத்தி ஐந்தின் வர்க்கமூலம் ஐந்து ஆறின் வர்க்கம் முப்பத்தி ஆறு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வர்க்கம் பதினோரின் வர்க்கம் நூற்றி இருபத்தி ஒன்று கேள்வி எண் ஐந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு எழுபத்தொன்பது எண்பத்தி மூணு எங்களை பார்த்த உடனே ஒற்றை எண்கள் நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஆனால் நல்லா ஒத்து பாருங்க ஐம்பத்தி மூணு அடுத்த ஒற்றை எண் ஐம்பத்தஞ்சு வரல ஐம்பத்தி ஏழு வரல ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க சில எண்கள் விடுபட்டிருக்கு அப்போ இது என்ன எண்கள் பகா எண்கள் ஸோ எழுபத் அறுபத்தி ஏழுக்கு அடுத்த எண் எழுபத்தி ஒன்று கேள்வி எண் ஆறு ஒன்பது பத்தொன்பது முப்பத்தொன்பது எழுபத்தொன்பது வித்தியாசம் பாருங்க பத்தொன்பதுக்கும் ஒன்பதுக்கும் வித்தியாசம் பத்து முப்பத்தொன்பதுக்கும் பத்து பத்தொன்பதுக்கும் இருபது எழுபத்தொன்பதுக்கும் முப்பத்தொன்பதுக்கும் நாற்பது ஸோ அப்படியே மடங்காக்கியிருக்காங்க பத்து ரெண்டால் பெருக்குனா இருபது இருபது ரெண்டால் பெருக்குனா நாற்பது நாற்பது ரெண்டால் பெருக்கி எண்பது எண்பது ரெண்டு ரெண்டால் பெருக்குனா நூற்றி அறுபது ஸோ நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ப்ளஸ் நூற்றி அறுபது முந்நூற்றி பத்தொன்பது பாருங்கள் முந்நூற்றி பத்தொன்பதையும் முந்நூற்றி இருபதையும் கூட்டினா அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது கேள்வி எண் ஏழு பன்னெண்டை மூணால் பெருக்கி முப்பத்தி ஆறுன்னு எழுதியிருக்காங்க பதினைந்தை மூணால் பெருக்கி நாற்பத்தி ஐந்து முன்னாடி இருக்கிற இரு எண்களையும் மூணால் பெருக்கி எழுதிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் முப்பத்தி ஆறு பெருக்கல் மூணு நூற்றி எட்டு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நாற்பத்தி ஐந்து பெருக்கல் மூணு நூற்றி முப்பத்தி ஐந்து பாருங்க நூற்றி எட்டை மூணால் பெருக்குனா முந்நூற்றி இருபத்தி நாலு கேள்வி எண் எட்டு பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வித்தியாசம் பாருங்கள் முப்பத்தி ரெண்டுக்கும் பன்னெண்டுக்கும் இருபது எழுபத்தி ரெண்டுக்கும் முப்பத்தி ரெண்டுக்கும் நாற்பது நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கும் எழுபத்தி ரெண்டுக்கும் எண்பது ஸோ முதல் வித்தியாசத்தை இரண்டால் பெருக்கி கூட்டிகிட்டே வராங்க இருபது பெருக்கல் ரெண்டு நாற்பது பன்னெண்டு கூட்டல் இருபது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கூட்டல் நாற்பது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு கூட்டல் எண்பது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கூட்டல் நூற்றி அறுபது முந்நூற்றி பன்னெண்டு கேள்வி எண் ஒன்பது எட்டு பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு என்ன எண்கள் யோசிக்கணும் எட்டுக்கும் பத்தொன்பதுக்கும் வித்தியாசம் பதினொன்று பத்தொன்பதுக்கும் முப்பத்தி ரெண்டுக்கும் பதிமூணு பாருங்க பதினொன்று பதிமூணு பதினைந்து பதினேழு ஒற்றை எண்களை கூட்டியிருக்காங்க எட்டு கூட்டல் பதினொன்று பத்தொன்பது பத்தொன்பது கூட்டல் பதிமூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கூட்டல் பதினைந்து நாற்பத்தி ஏழு ஸோ நாற்பத்தேழு கூட்டல் பதினேழு அறுபத்தி நாலு கேள்வி எண் பத்து ஒன்று ஐந்து மூணு பத்து ஒன்பது இருபது கூட்டியோ கழித்தோ எந்த விதியும் பொருந்தலை அப்படின்னா இரு தொடர்களை கலந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று பெருக்கல் மூணு மூணு மும்மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தேழு ஸோ இருபத்தேழு பெருக்கல் மூணு எண்பத்தி ஒன்று இன்னொரு தொடர் பாருங்கள் ரெண்டால் பெருக்கியிருக்கிறாங்க ஐ ரெண் பத்து பைத்ரெண் இருபது இருபது ரெண் நாற்பது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தொடரோட விதியை மட்டும் பயன்படுத்தி விடுபட்ட எண்ணை நம்ம கண்டுபிடிக்கலாம் கேள்வி எண் பதினொன்று நாலு ஆறு எட்டு பதினைந்து பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அறுபத்தி நாலு என்ன விதியை இங்கே பயன்படுத்தலாம் இரண்டு தொடர்வரிசையாக பிரித்து பார்க்கலாம் ஆறு கூட்டல் ஒன்பது பதினைந்து பதினைந்து கூட்டல் ஒன்பது இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட்டல் ஒன்பது முப்பத்தி மூணு ஸோ ஒன்பதை கூட்டியிருக்காங்க முப்பத்தி மூணு கூட்டல் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு கேள்வி எண் பன்னெண்டு ஐந்து ஆறு எட்டு பதினொன்று பதினைந்து இருபது பாருங்கள் அஞ்சு கூட ஒன்றை கூட்டியிருக்காங்க ஆறு ஆறு கூட்டல் ரெண்டு எட்டு எட்டு கூட்டல் மூணு பதினொன்று பதினொன்று கூட்டல் நாலு பதினைந்து ஒன்று ரெண்டு மூணு என்ற எண்களை வரிசையாக கூட்டியிருக்காங்க ஐந்து கூட்டல் ஒன்று ஆறு ஆறு கூட்டல் ரெண்டு எட்டு எட்டு கூட்டல் மூணு பதினொன்று பதினொன்று கூட்டல் நாலு பதினைந்து பதினைந்து கூட்டல் ஐந்து இருபது ஸோ இருபது கூட்டல் ஆறு இருபத்தி ஆறு கேள்வி எண் பதிமூணு எண்களை பார்த்த உடனேயே நம்மளுக்கு வர்க்க எண்கள் ஞாபகத்துக்கு வரணும் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் வர்க்க எண்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆறின் வர்க்கம் ஆறின் வர்க்கம் முப்பத்தி ஆறு கேள்வி எண் பதினாலு பாருங்க ஒன்று ஒன்று கூட்டல் ஒன்று ரெண்டு ரெண்டு கூட்டல் ஒன்று மூணு மூணு கூட்டல் ரெண்டு ஐந்து முன்னாடி இருக்கிற எண்ணை கூட்டி விடையை எழுதியிருக்காங்க நம்ம இந்த விடை கண்டுபிடிக்கணும்னா இருபத்தி ஒன்றுக்கு முன்னால் இருக்கும் எண் பதிமூணு இருபத்தொன்று கூட்டல் பதிமூணு முப்பத்தி நாலு கேள்வி எண் பதினைந்து ஒன்று ஒன்று நாலு எட்டு ஒன்பது இருபத்தி ஏழு பதினாறு அறுபத்தி நாலு இரண்டு தொடர்களை கலந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று நாலு ஒன்பது பதினாறு பதினாறுக்கு அடுத்த வர்க்க எண் இருபத்தி ஐந்து ஸோ இருபத்தி ஐந்துன்னு ஆரம்பிக்கிறது தான் விடை இன்னொரு தொடரையும் பார்த்துருங்க ஒன்று ஒரு தொடர் வர்க்க எண்ணாகவும் இன்னொரு தொடர் கன எண்ணாகவும் கொடுத்துருக்காங்க ஒன்று எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுக்கு அடுத்தது ஐந்தின் கணம் நூற்றி இருபத்தி ஐந்து விடை இருபத்தைந்து கமா நூற்றி இருபத்தி ஐந்து எண்கள் ஏறு வரிசையிலையோ இறங்கு வரிசையிலையோ இருந்தால் அதோட வித்தியாசத்தை கண்டுபிடிங்க விதியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏற்ற இறக்கத்தோட எண்களோட அமைப்பு இருந்தால் இரண்டு தொடர்களாக பிரித்து நம்ம என்ன விதி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம் கேள்வி எண் பதினாறு ஜீரோ மூன்று எட்டு பதினைந்து இருபத்தி நாலு வித்தியாசம் கண்டுபிடிங்க கொஞ்சம் மாற்றி நம்ம யோசிக்கணும் பாருங்கள் வர்க்க எண்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஒன்று நான்கு ஒன்பது பதினாறு இருபத்தி ஐந்து அதோட முந்தைய எண் எழுதியிருக்காங்க அல்லது ஒன்றை கழிச்சிருக்காங்க எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று கழித்தல் ஒன்று ஜீரோ நாலு கழித்தல் ஒன்று மூணு ஒன்பது கழித்தல் ஒன்று எட்டு பதினாறு கழித்தல் ஒன்று பதினைந்து இருபத்தி ஐந்து கழித்தல் ஒன்று இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கு அடுத்த வர்க்க எண் முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஆறுலேருந்து ஒன்றை கழிச்சா முப்பத்தி ஐந்து கேள்வி எண் பதினேழு ஒன்பது இருபத்தி எட்டு அறுபத்தி ஐந்து இரநூத்தி பதினேழு கன எண்களை எடுத்துட்டு ஒன்றை கூட்டியிருக்காங்க பாருங்கள் ரெண்டின் கணம் எட்டு எட்டு கூட்டல் ஒன்று ஒன்பது மூன்றின் கணம் இருபத்தி ஏழு இருபத்தேழு கூட்டல் ஒன்று இருபத்தி எட்டு நான்கின் கணம் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு கூட்டல் ஒன்று அறுபத்தி ஐந்து அடுத்து விடுபட்ட எண் ஐந்தின் கணம் நூற்றி இருபத்தி ஐந்து கூட்டல் ஒன்று நூற்றி இருபத்தி ஆறு பாருங்கள் இரநூத்தி பதினாறு கூட ஒன்றை கூட்டி இரநூத்தி பதினேழு இப்படியும் யோசித்து பார்க்கணும் கேள்வி எண் பதினெட்டு ஏற்ற இறக்கத்தோடு இருந்தால் இரண்டு தொடர்களாக நம்ம பிரிக்கலாம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பதினெட்டு ஒன்பது முப்பத்தாறில் பாதி பதினெட்டு பதினெட்டில் பாதி ஒன்பது ஸோ அடுத்து ஒன்பதில் பாதி ஒன்பது பை ரெண்டு கேள்வி எண் பத்தொன்பது பதினொன்று பன்னெண்டு இருபது நாற்பத்தி ஏழு வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் பன்னெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஒன்று இருபத்தி ரெண்டுக்கும் இருபதுக்கும் எட்டு இருபதுக்கும் நாற்பத்தேழுக்கும் இருபத்தி ஏழு ஸோ கன எண்களை கூட்டியிருக்காங்க பதினொன்று கூட்டல் ஒன்று பன்னெண்டு பன்னெண்டு கூட்டல் எட்டு இருபது இருபது கூட்டல் இருபத்தேழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தேழு கூட்டல் அறுபத்தி நாலு நூற்றி பதினொன்று கேள்வி எண் இருபது ஐந்து ஏழு பத்து தொடர் ஏறு வரிசையில் இருக்குது வித்தியாசம் பாருங்கள் ரெண்டு மூணு ஐந்து ஏழு பதினொன்று ரெண்டு அதை தொடர்ந்து ஒற்றை எண்கள் வந்தாலே கண்டிப்பாக பகா எண்கள் ஐந்து கூட்டல் ரெண்டு ஏழு ஏழு கூட்டல் மூணு பத்து பத்து கூட்டல் ஐந்து பதினைந்து பதினைந்து கூட்டல் ஏழு இருபத்தி ரெண்டு ஸோ இருபத்தி ரெண்டு கூட்டல் பதினொன்று முப்பத்தி மூணு கேள்வி எண் இருபத்தி ஒன்று இரண்டு மூணு ஐந்து எட்டு பதிமூணு இருபத்தி ஒன்று முன்னாடி இருக்கிற எண்ணை கூட்டியிருக்காங்க மூணு கூட்டல் ரெண்டு ஐந்து ஐந்து கூட்டல் மூணு எட்டு எட்டு கூட்டல் ஐந்து பதிமூணு பதிமூணு கூட்டல் இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலு கேள்வி எண் இருபத்தி ரெண்டு பத்து பதினாறு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு வித்தியாசம் பாருங்கள் பத்துக்கும் பதினாறுக்கும் ஆறு இருபத்தி ஆறுக்கும் பதினாறுக்கும் பத்து இருபத்தி ஆறுக்கும் நாற்பத்தி ரெண்டுக்கும் வித்தியாசம் பதினாறு முந்தைய எண்களை கூட்டி அடுத்த எண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் பத்து கூட்டல் ஆறு பதினாறு பதினாறு கூட்டல் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு கூட்டல் பதினாறு நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் பத்து கூட்டல் ஆறு பதினாறு பதினாறு கூட்டல் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு கூட்டல் பதினாறு நாற்பத்தி ரெண்டு ஸோ நாற்பத்தி ரெண்டு கூட்டல் இருபத்தி ஆறு விடை அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டை நாற்பத்தி ரெண்டு கூட கூட்டி பாருங்கள் நூற்றி பத்து கேள்வி எண் இருபத்தி மூணு எட்டு பதினைந்து இருபத்தி நாலு எண் விடுபட்டிருக்கு நாற்பத்தி எட்டு அறுபத்தி மூணு வர்க்க எண்களிலிருந்து ஒன்றை கழிச்சிருக்காங்க பாருங்கள் ஒன்பது கழித்தல் ஒன்று எட்டு பதினாறு கழித்தல் ஒன்று பதினைந்து இருபத்தி ஐந்து கழித்தல் ஒன்று இருபத்தி நாலு ஸோ அடுத்த வர்க்க எண் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுலேருந்து ஒன்றை கழிச்சா முப்பத்தி ஐந்து கேள்வி எண் இருபத்தி நான்கு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று பார்த்தவுடனே எண்கள் ஒற்றை எண்களா பகா எண்களான்னு நாம் சிந்திக்கணும் பத்தொன்பதுக்கு அடுத்த ஒற்றை எண் இருபத்தி ஒன்று இல்லை இருபத்தி மூணுக்கு அடுத்த ஒற்றை எண் இருபத்தஞ்சு இருபத்தேழு இல்லை ஸோ பகா எண்கள் முப்பத்தி ஒன்றுக்கு அடுத்த பகா எண் முப்பத்தி ஏழு கேள்வி எண் இருபத்தி ஐந்து பதினான்கு பதினெட்டு இருபது மறுபடியும் தொடர்வரிசை ஏற்ற இறக்கத்தோடு இருக்குது என்ன விதி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு யோசிக்கணும் இரண்டு தொடராக நம்ம பிரித்து பார்ப்போம் பதினாலு கூட்டல் ஆறு இருபது இருபது கூட்டல் ஏழு இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி ஏழு கூட்டல் எட்டு முப்பத்தி ஐந்து ஆறு ஏழு எட்டு எண்களை கூட்டியிருக்காங்க இந்த பதிவில் எண் தொடர்பான உங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கும் கண்டிப்பாக விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் எழுத்துக்கள் இருந்தால் எப்படி நிரப்பலாம்னு பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ